இந்த டுடோரியலில் கொஞ்சம் டேட்டாவை டேட்டாபேஸில் உள்ளிடுவதை பார்க்கலாம் இதை செய்ய நமது MySQL query function ஐ பயன்படுத்துவோம் இங்கே நமது ரெக்கார்ட்ஸ் இருக்கின்றன டுடோரியலை மீண்டும் செய்கிறேன் முதல் முறை சரியாக வரவில்லை முதலில் அந்த டேட்டாவை டிலீட் செய்கிறேன் சரி இப்போது blank டேபிள் இருக்கிறது எந்த டேட்டாவும் டேபிளில் இல்லை அதை பார்க்கிறோம் இவை நமது field நேம்ஸ் மட்டுமே ஆரம்பத்துக்கு இதை இங்கே கமெண்ட் செய்யலாம் write some data இப்போது ஒரு query ஐ அமைப்பதன் மூலம் டேட்டாவை எழுதலாம் ஆகவே write பின் mysql query function ஐ பயன்படுத்தலாம் தேவை ஒரு பாராமீட்டர் நமது SQL query இதை செய்ய டைப் செய்வோம் insert டேட்டாவை இன்சர்ட் செய்ய இன்சர்ட் into என்றும் சொல்லலாம் இதை ஏன் capitals இல் எழுதினேன் என்றால் இது SQL code அப்பர் கேஸில் டைப் செய்யும் எதுவும் SQL code ஆகும் லோவர் கேஸில் டைப் செய்தால் அது டேபிள் நேம் டேட்டாபேஸ் நேம் அல்லது டேட்டாபேஸ் இல் எழுதும் டேட்டா ஆக இருக்கலாம் ஆகவே இன்சர்ட் இன்டு people அது நமது டேபிள் நேம் பின் values brackets இல் ஒவ்வொரு value க்கும் சிறு இடத்தை ஒதுக்குவோம் ஆகவே 1 2 3 4 5 5 field கள் ஆகவே சரியாக 5 டேட்டாபேஸ் துண்டுகள் எழுதுவோம் நமக்கு தேவை id first name last name gender வரை இவை சிங்கில் quotes கமாவால் பிரிக்கப்பட்டு உருவாக்கப்படும் டபுள் quotes ஐ பயன்படுத்துவதில்லை ஏனெனில் இவை இறுதியில் அதாவது ஆரம்பத்திலும் இறுதியிலும் வரும் நமது id ஐ இங்கே இன்சர்ட் செய்ய வேண்டாம் அடுத்தது first name ஆகவே அலெக்ஸ் என்கிறேன் என் லாஸ்ட் நேம் காரெட் என்கிறேன் என் date of birth க்கு ஒரு date function ஐ உருவாக்குகிறேன் அது variable date க்கு சமம் அதன் structure ஐ அமைக்கிறேன் இங்கிருக்கும் நமது database இல் value ஐ insert செய்ய scroll down செய்து பார்க்க calendar function இல் dates உள்ளது 23rd மீது சொடுக்கி இந்த field இன் structure ஐ காணலாம் long format இல் வருடம் அடுத்து மாதம் பின் தேதி ஆகவே 2009-02-23 அதாவது 23rd of the second 2009 ஆகவே நமது date function ஐ structure செய்வது capital Y, M, pin D, நடுவில் hyphen உடன் இப்படித்தான் structure செய்ய வேண்டும் இது இதற்கு equal அது நடப்பு தேதி இந்த date ஐ பயன்படுத்தி இதுதான் நமது date in structure இங்கே டேபிள் இல் இன்சர்ட் செய்யலாம் கடைசி ஜெண்டர் நான் மேல் என்பதால் இங்கே எம் என எழுதுகிறேன் வேலை செய்யும் என நம்பி இயக்குவோம் அதற்கு முன் ஆர் டை என்று சொல்லி மைஸ்கிள் எரர் ஆல் முடிக்கலாம் இதை இப்போதைக்கு விட்டுவிடுகிறேன் சேர்ப்பதானால் சேர்க்கலாம் நமது பேஜ் ஐ செய்யலாம் பார்ப்பது கடைசி டுடோரியலில் இருந்து ஹம் இதை கமெண்ட் அவுட் செய்யலாம் இதை உதாசீனம் செய்யலாம் டுடோரியலில் இந்த பகுதியை இது முழுக்க விட்டுவிடும் ஆகவே நான் காட்டும் கோடுக்கு திரும்பலாம் refresh இரண்டு முறை refresh செய்ததால் இரண்டு ரெக்கார்ட்கள் உள்ளிடப்பட்டன Browse க்கு போய் scroll down செய்ய ஒன்றை நீக்கலாம் குறிப்பிட்ட டேட்டா டேட்டாபேஸ் இல் வந்துவிட்டது நடப்பு டேட்டாவை டேட் ஆஃப் பர்த் ஆக வைத்துவிட்டேன் அப்படி செய்ய நினைக்கவில்லை டேட் ஆஃப் பர்த் ஐ கரண்ட் குறிக்க வேண்டாம் நான் இன்று பிறக்கவில்லையே ஃபர்ஸ்ட் நேம் சரி என் லாஸ்ட் நேம் சரி ஜெண்டர் சரி என் ஐடி இப்போது 6 என்பதை காணவும் அடுத்த முறை ரெக்கார்டை உள்நுழைத்தால் அது 7 பின் 8 என்று போகும் அது இப்போது உங்களுக்கு தெரியும் தப்பாகிவிட்ட என் டேட் ஆஃப் birth ஐ மாற்றுவதை காட்டுகிறேன் இந்த இரண்டு வரிகளை கமெண்ட் செய்கிறேன் ரீரன் செய்ய வேண்டாம் ஒரு புதிய variable ஐ உருவாக்கலாம் இதை அப்டேட் டேட்டா என்று கமெண்ட் செய்வோம் நடப்பு வேரியபிள் அப்டேட் எனப்படும் அது MySQL query function க்கு சமம் parameterனுள் MySQL query codeயே அழைக்கலாம் ஆகவே டைப் செய்யலாம் அப்டேட் பின் டேபிள் நேம் அது people பின் செட் அமைக்க வேண்டிய field ஐ குறிப்பிட வேண்டும் அது இங்கே DOB அது equal to என் உண்மையான பிறந்த நாள் 1989 வருடம் மாதம் நவம்பர் தேதி 16 இந்த கமாண்டை இயக்கினால் உண்மையில் இந்த டேபிளில் எல்லோருக்குமே டேட் ஆஃப் பர்த்தை இதற்கு அமைக்கிறோம் ஏன் எங்கே அப்டேட் செய்ய வேண்டுமென குறிக்கவில்லை என்ன செய்யலாம் வேர் id is equal to 6 எனலாம் ஏனெனில் என் யுனிக் ஐடி 6 இங்கே பார்க்கலாம் இல்லாவிட்டால் அது எல்லோருடையதையும் அப்டேட் செய்துவிடும் இந்த ஐடி யுனிக் என் ஐடியை மட்டும் அப்டேட் செய் என்பது நலம் இப்படியும் சொல்லலாம் where first name equals Alex ஆனால் இது அலெக்ஸ் என முதல் பெயர் உள்ள எல்லாருக்கும் அப்டேட் செய்துவிடும் and last name equals Garrett எனலாம் அப்போதும் டேட்டாபேஸில் ஒரே first நேமும் last நேமும் உள்ளவர் இருக்கலாம் ரிஸ்க் இன்னும் இருக்கிறது ஆகவே நமது யுனிக் அடையாளத்தை பயன்படுத்துவதே நல்லது அது கீவர்ட் யுனிக் ஐடி எனக்கு அது 6 இப்போதைக்கு டேட் ஆஃப் பர்த் 2009 க்கு அமைக்கப்பட்டது அது கரண்ட் டேட் பேஜ் ஐ ரெஃப்ரெஷ் செய்ய ஒன்றும் நடக்கவில்லை ஏன் வெறுமே ஒரு கமாண்டை இயக்கினோம் Browse இல் ரெஃப்ரெஷ் செய்ய சொடுக்கி ஸ்க்ரோல் டவுன் செய்ய குறிப்பிட்ட மாற்றங்கள் உள்ளன மீதி அப்படியே இருக்கிறது டேட்டாபேஸ் இல் டேட்டா அப்டேட் செய்வது போன்ற எதற்கும் எந்த டேட்டாவை அப்டேட் செய்ய வேண்டுமென குறிப்பிட வேண்டும் இங்கே DOB ஐ குறிப்பிட்டேன் அது தவறானதை சரி செய்ய லாஸ்ட் நேம் ஐ கூட அப்டேட் செய்திருக்கலாம் எங்கே அப்டேட் செய்ய வேண்டும் என குறிப்பிட வேண்டும் ஆகவே இந்த ரெக்கார்ட் என்று சொன்னேன் அதுவே இந்த நீண்ட வரி இவை ரெக்கார்ட்ஸ் குறிப்பிட்டது வேர் இட் 6 க்கு சமம் ஆகவே அது என் யூனிக் ரெக்கார்ட் ஐ அப்டேட் செய்தது ஆகவே இதுவே கற்றது வால்யூஸ் இன்சர்ட் செய்தல் சில வால்யூ அப்டேட் செய்தல் இது தவறை திருத்த இருக்கலாம் அல்லது ஏதேனும் டேட்டா அப்டேட் செய்ய அது டேட்டாபேஸ் உடன் அடிக்கடி நிகழ்வதுதான் அடுத்தது டேட்டாபேஸ் இருந்து தகவலை படிப்பதையும் பயனருக்கு காட்டுவதையும் பார்க்கலாம்